வணக்கம் silver mega five minute chart பார்த்துட்ருக்கோம் இப்போ நமக்கு பைக்கால் வந்து ஜென்ரேட் ஆயிருக்கு சிக்ஸ்டி நைன் தௌசண்ட் ஃபைவ் ஃபிஃப்டியில் ப்ரீவியஸ் டே பார்த்திங்கன்னா செல் கால் வந்து வந்துச்சு ஒரு நைன் ஓ கிளாக் அப்புறமா செல்லிங் ரேஞ்ச் பார்த்திங்கன்னா சிக்ஸ்டி நைன் த்ரீ ஃபார்ட்டி ஃபோரில் வந்துட்டு சிக்ஸ்டி நைன் ஹண்ட்ரட் வரைக்கும் பார்த்திங்கன்னா இறங்குச்சு அதுக்கு ப்ரீவியஸ் கால் வந்து பைக் கால் அது வந்து ஈவினிங் போல் ஜென்ரேட் ஆயிருந்துச்சு ஸோ இது பார்த்திங்கன்னா sixty nine thousand two thirty எயிட்டில் பையின்னு சொல்லி வந்தது செகண்ட் டாரட்லாம் பிரேக் அவுட் பண்ணி சிக்ஸ்டி நைன் நைன் ஹண்ட்ரட் வரைக்கும் ரைஸ் ஆயிருந்துச்சு ஸோ இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும் பை பண்ணலாமா செல் பண்ணலாமா என்ன மாதிரி டார்கெட் எதிர்பார்க்கலாம் ஸ்டாப் லாஸ் என்ன அப்படின்ட்டு கால்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த சார்ட்டில் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் பண்ணும் ஸோ ஆல்ரெடி ஃபினிஷ் ஆன கால்ஸ் வந்து உங்களுக்கு நாங்கள் ஷோ பண்ணோம் பட் இருந்தாலும் லைவ் மார்க்கெட் கால்ஸ் உங்களுக்கு காட்டலாம் அப்படின்றதுக்காண்டி தான் இப்போ ஜூலை ஃபிஃப்டீன்த் பார்த்தீங்கன்னா பை கால் வந்து இப்போதைக்கு ஜென்ரேட் ஆயிருக்கு சிக்ஸ்டி நைன் ஃபைவ் ஃபிஃப்டியில் பை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து வந்திருக்கு டைம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நைன் தேர்ட்டிக்கு வந்து வந்திருக்கு இது வந்து ஒரு பை கால் அப்படின்றனால கேண்டில் உங்களுக்கு பார்க்குறக்கு க்ரீன் கலரில் இருக்குது இப்போ பையிங் ட்ரெண்ட் இருக்க வரைக்கும் பார்த்தீங்கன்னா கேண்டில்ஸ் எல்லாமே க்ரீன் கலரில் இருக்கும் ஒன்ஸ் செல்லிங் ட்ரெண்ட் சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா கேண்டில் வந்து ரெட் கலரில் ஓப்பன் ஆகிட்டு ட்ரேடிங் போகும் ஸோ இதில் நம்ம எதிர்பார்க்குற ஃபஸ்ட் ஸ்டார்ட் பார்த்தீங்கன்னா sixty nine thousand seven twenty three point ninety so wait பண்ணி பார்க்கலாம் நம்ம கிடச்சிருக்க அந்த பைக்கால் எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்ட்டு இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு லெவன் ஓ கிளாக் ஆகுது நமக்கு நைன் தேர்ட்டிக்கு ஜென்ரேட் ஆன பை கால் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஹவராக வந்துட்டு பையிங் ரேஞ்சிலே தான் ட்ரேடிங் போச்சு ஒன் ஹவர் கழித்து மார்க்கெட்டில் ரைஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு அப்படி ஏற ஆரம்பிச்சது இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஹாரட்டை வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுது sixty nine thousand seven twenty three point ninety தான் நம்மளுடைய ஃபஸ்ட் ஹாரட் இப்போ அதை பிரேக் அவுட் பண்ணி செவன் தேர்ட்டி ஃபைவ் வரைக்கும் ரைஸ் ஆயிருக்கு ஸோ இப்படி தான் லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும் ஜென்ரேட் ஆகிற கால் இப்படி தான் உங்களுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகும் ஸோ இப்போ நம்ம பை கால் பார்த்துட்டோம் அடுத்ததாக நம்ம செல் காலும் பார்க்கலாம் இன்றைக்கி ஆக்சுவலி மார்க்கெட் ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா காலையில் பையிங் ட்ரெண்டாகவும் சாயங்காலம் பார்த்தீங்கன்னா செல்லிங் ட்ரெண்டாகவும் வந்து சேஞ்ச் ஆச்சு இப்போ சில்வர் மெகால பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்நூனுக்கு அப்புறம் ஒரு ஈவினிங் டைம் கிட்ட பார்த்தீங்கன்னா செல் கால் வந்து ஜென்ரேட் ஆகிட்டு போயிட்டுருக்கு பை கால் நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான் நமக்கு காலையிலே வந்து ஜென்ரேட் ஆயிருந்துச்சு ஸோ காலையிலேருந்து இப்போ ஆஃப்டர்நூன் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ட்ரெண்டு வந்து பையிங்லேயே இருந்துச்சு நமக்கு ஃபஸ்ட் ஸ்டார்ட் பிரேக் அவுட் பண்ணதுக்கப்புறமும் தொடர்ந்து ஏறிட்டே இருந்துச்சு அதுக்கப்புறம் ஒரு ஈவினிங் டைம் போல் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து ஒரு ஃபோர் ஓ கிளாக் ஒரு த்ரீ ஃபிஃப்டிக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா செல்லிங் ட்ரெண்டாக வந்து சேஞ்ச் ஆயிருக்கு அதனால தான் கேண்டில் பார்க்குறதுக்கு நமக்கு வந்து ரெட் கலரில் இருக்குது செல் கால் வந்த உடனே இறங்குச்சு பட் ஆனால் டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணல இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி நைன் ஃபைவ் தேர்ட்டி ரேஞ்சில் தான் ட்ரேடிங் வந்து போகுது நமக்கு செல் கால் வந்திருக்கிறது sixty nine thousand five seven seventy ஃபோரில் வந்திருக்கு நம்ம எய்ம் பண்ணுற ஃபஸ்ட் டாரட் பார்த்தீங்கன்னா sixty nine four hundred so இப்போ இது சிக்ஸ்டி நைன் ஃபோர் ஹண்ட்ரடை பிரேக் அவுட் பண்ணுதா அப்படின்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டி ஆகுது நமக்கு கால் ஜென்ரேட் ஆன ஒரு ஒன் ஹவரில் பார்த்தீங்கன்னா செல் கால் வந்து ஃபஸ்ட் ஹார்ட் கிட்டக்க வந்துருச்சு so sixty nine thousand five seventy ஃபோரில் ஜென்ரேட் ஆனது sixty nine thousand four hundred range வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரேடிங் வந்து போய்கிட்டு இருக்கு ஸோ இப்படி தான் லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும் பை பண்ணலாமா செல் பண்ணலாமா என்ன மாதிரி டார்கெட் எதிர்பார்க்கலாம் ஸ்டாப் லாஸ் என்ன அப்படின்ட்டு கால்ஸ் பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் பண்ணும் ஜென்ரேட் ஆகிற கால்ஸ் இப்படி தான் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுது இந்த சார்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சார்ட்டை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னா வாட்ஸ்அப்பில் ஹேண்ட் மெசேஜ் அனுப்புங்க டீட்டெயில் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் தேங்க்யூ